அனைவருக்கும் காலை வணக்கம் அன்பார்ந்தவர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஜபங்களும் அன்பார்ந்தவர்களே இதுவரையிலும் இந்த ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதளத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து செய்து விடுங்கள் உதவி செய்யுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸும் பதிவு செய்யுங்க அன்பார்ந்தவர்களே இன்று நான் எங்களுடைய சகோதரர்களோடு சேர்ந்து புர்கினா ஃபாசோனுடைய பாப்புரையின் தூதர் இஸ் எக்ஸலன்சி மைக்கிள் அவர்களை சந்தித்தோம் மிக அருமையாக அப்படி உரையாடலோடு இருந்தது எங்களை பற்றியெல்லாம் கேட்டார் எல்லாரை பற்றியும் விசாரித்தார் பணிகளை பற்றி கேட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் எங்களுடைய பணிகள் அங்கே கட்டப்பட்டிருக்கின்ற ஆலயம் அதனுடைய பிளஸ்ஸிங்க்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கிறார் சகோதரர்களோடு நல்லா நல்லா உரையாடினார் நம்பிக்கை வைத்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்க அவரோட பேசினது அவரோட அவருடைய செக்ரட்டரி உதவியாளர் கேரளாவை சேர்ந்த ஒரு அருட்தந்தை அவரும் நல்ல நல்ல முறையில் எங்களை வரவேற்றார் ஆக அன்புக்குரியவர்களே இன்று எங்களுடைய இந்த பணி இன்று இந்த நாட்டினுடைய இறை தூதர் பாப்பிரையினுடைய தூதர் எக்ஸலன்சி மைக்கேல் அவர்களை சந்தித்தது தான் நல்ல முறையில் அமைந்தது இறைவன் நன்றி இறைவன் நன்றி செலுத்துகிறோம் ninth Mm. Study the place. and we plan, we fixed, and the still the dimension is to see how it will be. Yeah, that's a looking wonderful. So, uh, well, and it's good, all right, that you're that you're already using it. You know, so. yeah, that's the thing. People so, really wanted this long since yeah. 2011 was the first. Uh, uh, we just uh, started building. We got the uh, permission to Thank you very much, for Your Excellency, no, for no, accepting our invitation uh, to visit us. No, thank you very much. Heavy schedule. No, thank you very much. Uh, so, thanks for all support. Yeah, Well, you know, uh, maybe I uh, know Father Boy has already visited Paris, yeah, but you know, you have some occasion. We can purified him with the Achilles. <laughs> <laughs> so, yeah, so, you know, in the, my, my second name is Francis. Oh, uh, okay. my second baptism, my second baptism name is Francis. Already we can, already we can. the one who the here. So, uh, the first. Yeah, yeah. So in the chapel. இன்று காலையில் புர்கினா பாசோ நாட்டினுடைய பாப்பிரையின் தூதராகிய மொன்சிஞர் மைக்கேல் அவர்களை சந்தித்தோம் ரெசிடென்ஸ் இது நம்மளுடைய சகோதரர்களோடு இந்த வளாகத்தில் வந்திருக்கிறோம் Nunziacher is a um, Nuncio is uh, Archbishop and uh, is a Nuncio also. Very nice ரொம்ப நேரம் பேசினார் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு வெரி வெரி வெரி ப்ராக்டிக்கல் நல்லா சந்தோஷமாக பேசினார் அவங்களுடைய மிஷனை பற்றி கேட்டார் இங்கே என்னென்ன வேலை செய்கிறீங்க என்னென்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக எல்லாம் பார்த்தாரு கூப்பிடுங்க உங்கள் திருவிழாவுக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால் சகோதரர் ரொம்ப சந்தோஷம் அருமையான ஒரு கொலாபரேஷன் இன்னும் நாங்களுடைய சகோதரர்கள் நல்லா பழகிறார் நல்ல நம்பிக்கையை வைத்திருக்கிறார் நிறைய நேரம் பேசினார் எல்லாத்தை பற்றியும் very happy to see them எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் எங்களுக்காக ஜெபிங்க இங்கே இருக்கின்ற அருள் சகோதரர்களுக்காக ஜிபிங்க இங்கே செய்கிற இங்கே பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு துறவிகளுக்காக ஜிபிங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜிபிங்க ஏன்னா மக்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாடும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது நிறைய மக்களும் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான பணி அவர்களுக்கான தேவைகளை இறைவன் நிறைவேற்ற ஜெபிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்